வணக்கம் இப்போ நம்ம crude oil five minute chart வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ நிறைய பேர் ஃபைவ் மினிட் சார்ட்டில் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்காண்டி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம் சடனாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் அந்த ஃபாலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ்டி ஒனில் பார்த்தீங்க அப்படின்னா செல் வந்திருக்கு செல் வந்தோன்னே இப்போ ஒரு ரெண்டு பாயிண்ட் இறங்குச்சு பட் ரிவர்ஸில் வந்து போகுது அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேண்டில் பெரிய டவுன் ஒரு சிங்கிள் கேண்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எயிட்டி பாயிண்ட் வந்து டவுன் வந்துட்டு அதுக்கப்புறமா நமக்கு நெக்ஸ்ட் கேண்டிலே பார்த்தீங்கன்னா செல் கால் வந்துட்டு இறங்குது பட் ஆனால் அது வேகமாக இறங்கலை ரிவர்ஸில் தான் வந்து வேகமாக போகுது ஹெவி மூமெண்ட் இருக்குது டைம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நைன் தேர்ட்டி ஆகுது இன்றைக்கி டே பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் டென்த்து நமக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு நியூஸ் வந்திருக்கு ஃபண்டமெண்டலாக அந்த நியூஸ் என்னென்னா யூஎஸ் வந்து சேங்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது ஈரானுடைய ஆயில்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சப்ளை எடுத்துக்கலான்ற மாதிரி சேங்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நமக்கு வந்து டிமாண்ட் கொஞ்சம் குறையலாம் அவங்க ஆயில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு ஸோ டிமாண்ட் குறையக்கூடிய சான்ஸ் வந்துருச்சுன்னா மதிப்பு குறையும் அதனால தான் டக்குனு குரூட் ஆயிலினுடைய விலை இறங்குச்சு அது விலை இறங்குதுன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸாக இறங்குச்சு இறங்குச்சு அது இறங்கின நெக்ஸ்ட் ஹேண்டிலே நமக்கு செல் கால் வந்துட்டு இப்போ நமக்கு செகண்ட் டாரட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு ஒரு ஸ்பீடாக நியூஸ் வந்த டயத்தில் கூட அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கால்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி நமக்கு டார்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரீச் அவுட் ஆகுது ஃபைவ் ஜீரோ சிக்ஸ்டி ஒனில் நமக்கு வந்தது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜீரோ தேர்ட்டி ஃபோர் வரைக்கும் டவுன் வந்து வந்திருக்கு அதுக்கு ப்ரீவியஸ் கால் வந்து பை கால் ஸோ இதெல்லாம் நியூஸ் இல்லாத டைம் நார்மல் டைம் தான் அப்போதைக்கு ஒன் டுவெண்ட்டி போல் ஆஃப்டர்நூனில் வந்துச்சு ஃபைவ் ஜீரோ எயிட்டி நைனில் அது நல்லா ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டிலாம் தாண்டிச்சு ஆக்சுவலி மார்க்கெட் ஓவரால் ட்ரெண்ட் வந்து ரொம்ப பையிங்கில் இருக்கனால நல்லா வந்து ஈஸியாக வந்து ஏறிடுச்சு அது அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் அது அதுக்கு ப்ரீவியஸ் டே ஒரு எயிட் ஓ கிளாக் போல் ஜென்ரேட் பண்ணுச்சு அதுக்கு அதுக்கு ப்ரீவியஸ் கால் பை கால் அது ஒரு டூ டேஸ் பேக்கே வந்து ஜென்ரேட் ஆச்சு ஸோ இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து கொடுக்கும் மார்க்கெட் நல்லா ஏறுதுன்னா பை கால் ஆகும் அதே மார்க்கெட் நல்லா உச்சத்துலேருந்து ஹைலேருந்து இறங்கிக்கிட்டே இருக்குது டவுன் வருது அப்படின்னா உங்களுக்கு செல் கால் ஆகும் உடனே வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ நீங்களும் வந்து குயிக்காக அடாப்ட் ஆகி அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரி எடுத்து உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி கால்ஸ் கொடுத்துட்டு பண்ணிகிட்டே கொடுக்கும் இந்த சார்ட்னுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் இதனுடைய டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஸோ க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜூன் லெவன்த்து நமக்கு இப்போ வந்து பைக்கால் ஜென்ரேட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிட்டுருக்கு பைக்கால் பார்த்தீங்கன்னா five thousand hundred and twenty நைனில் வந்து வந்திருக்கு ஒரு லெவன் ஃபிஃப்டி போல் வந்து வந்திருக்கு ஆல்ரெடி நம்ம வந்து செல் கால் பார்த்தோம் ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தோம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஜூன் லெவன்த் அப்போ ஃபைவ் மினிட் சார்ட்டில் பைக்கால் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் டாரட் கிட்டக்க போயிருக்கு ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது ஒர்க் அவுட் ஆகும் இது அதுக்கு ப்ரீ ப்ரீவியஸாக வந்து செல் கால் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ்டி ஒனில் வந்தது நமக்கு லோ பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜீரோ டுவெண்ட்டி வரைக்கும் டவுன் ரவுண்டில் வந்து இறங்குச்சு அதுக்கு previous call buy call so இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஸோ உங்களுக்கு இந்த பை காலே வந்து இன்றைக்கி வந்திருக்கு ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே மார்க்கெட் ஸோ அதிலே உங்களுக்கு பை கால் ஷோ பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணோம் ஸோ இப்போதைக்கு நமக்கு ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி நைனில் வந்த பை கால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் பார்த்தீங்கன்னா அந்த பையிங் ரேஞ்சிலே இருந்துட்டு மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுது மார்க்கெட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா செகண்ட் டாரெட்லாம் வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சு ஆனால் செகண்ட் டாரட் பிரேக் அவுட் பண்ணால் ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி ஆயிடுச்சு மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் பாயிண்ட்ஸ்குள்ளே தான் ட்ரேடிங் போயிட்டு பிரேக் அவுட் பண்ணுச்சு ஸோ இது அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்த செல் கால் ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரிகாஷன் கண்டி ஷோ பண்ணுறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் பண்ணும் ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் ஃபைவ் மினிட்ஸ்லையும் உங்களுக்கு இப்படி தான் வந்து கால்ஸ் வந்து கொடுக்கும் டெய்லி நீங்கள் இந்த கால்ஸை டெய்லி இந்த நீங்கள் இந்த சார்ட்டை பார்த்தீங்கனாலே போதும் இன்றைக்கி என்ன ட்ரேட் பண்ணலாம் என்ன மாதிரி கால்ஸ் இருக்குது மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத ஜஸ்ட் பார்த்தீங்கனாலே உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா அதாவது இது உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி டெய்லி இதை பார்த்து உங்களுக்கு நீங்களே ஓனாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி நீங்களே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும் இந்த சார்ட்டை பார்த்து தேங்க்யூ